என் அன்பின் வாழ்த்துக்களை அலலுயா நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பத்தொன்பதாவது நாள் ஜபத்திலும் கூட கத்த நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த கிருபைக்காக நன்றி சொல்கிறேன் அல்ல தொடர்ந்து ஜபிக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக ஜபத்தில் எப்போவுமே சோர்ந்து போகக்கூடாது சில டைம் வந்து துவக்கத்தில் உற்சாகமாக இருப்போம் அப்புறம் இடையில சோர்ந்து போயிடுவோம் ஆனால் எப்பொழுதுமே வந்து தொடக்கம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும் அல்ல ஆரம்பத்தை விட முடிவு தான் முக்கியம் ஐ மீன் பிகினிங்கை விட வசனம் சொல்லுது ஒரு காரியத்தின் துவக்கத்தை விட அதன் முடிவு நல்லது அதனால அது முடிவு நல்லது முடிவில் தான் சம்பூர்ணம் என்று கத்த பேசியிருக்கு அப்போ எப்போவுமே பிகினிங் வந்து மேபி ஸ்மால் பிகினிங் இல்லையா பிகினிங் வந்து ஒரு சாதாரண ஆரம்பமாக இருக்கலாம் ஆனால் முடிவு வந்து சம்பூர்ணமாக அப்போ நீங்கள் ஆரம்பித்தோம் சம்டைம்ஸ் ஆரம்பிக்க உலக வழக்கம்னா தெரியுங்களா ஆரம்பம் உற்சாகமாக களை கட்டும் இல்லையா முடிவு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படின்னா ஆரம்பம் எப்படி இருக்குதோ பரவாயில்ல ஆனால் முடிவு சம்பூர்ணமாக இருக்கணும் அது லூயா அதற்கு இடையில் ஓடுகிற ஓட்டம் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றைக்கும் கூட லூயா கத்த நம்மை அவிதமாய் நடத்தட்டும் அவிதமான விசுவாசத்தை நமக்கு கொடுக்கட்டும் அவிதமான முடிவுகளை அலலுயா சம்பூர்ணமான முடிவுகளை கத்த நம் வாழ்க்கையில் கொடுக்கட்டும் தொடர்ந்து அலலுயா நீங்கள் ஒருவேளை சோர்ந்து சோர்ந்திருந்தால் நீங்களே உங்களை உற்சாகப்படுத்திக்கணும் ஆமீன் லூயா ஏன்னா தாவிது தன்னை கர்த்தருக்குள் உற்சாகப்படுத்தி கொண்டார் திடப்படுத்தி கொண்டார் ஆமீன் இன்றைக்கும் கூட ஒரு வேலை அப்படி அப்படிப்பட்ட சோர்வுகள் ஒரு வேலை உங்களுக்கு இந்த ஜபத்தில் அலலூயா இல்லை ஏதாகிலும் ஒரு சோர்வுகள் இருந்தால் கத்தருக்குள் தாவீது தன்னை பலப்படுத்தி கொண்டது போல நீங்களும் கத்தருக்குள் உங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தி கொள்வீர்களாக ஆமீன் பர்சு தாவியானவர் இருந்தால் அவர் உற்சாகத்தின் ஆவியாக அவங்க மேலே வரட்டும் ஆமீன் நான் ஆண்டவர் சொன்னார் சில பேக்சிடென்ட் ஸ்பிரிட்டுக்காக ஜோம் பண்ண சொன்னார் ஆராதிக்கும் இந்த வேலையில் சில பின்மாற்றம் சில சோர்வின் ஆவிகளை கத்தர் அழலுய அகற்றுவார் அழலுய சோர்வின் ஆவிகளை கத்தர் அகற்றுகிறார் பின்மாற்றத்தின் ஆவிகளை இயேசப்பா அகற்றுறார் அதனால் அலலுயா அதெல்லாம் விசுவாசத்தோடு கூட ஒத்துழைக்கும்படியாக கேட்குறேன் தொடர்ந்து ஜெபிக்கும்படியாக நான் கேட்குறேன் நாளைக்கு நமக்கு லெவன் ஓ கிளாக் இருக்கும் சாட்டர்டே வரைக்கும் லெவன் டு டுவெல் இந்த ப்ரேயர் இருக்கும் தொடர்ந்து லூயா இதில் கவனம் செலுத்தும்படியாக நான் கேட்குறேன் இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம் கன்சிஸ்டன்சியோட முடித்தோம் கன்சிஸ்டன்சியோட முடிக்கல சாரி இப்போ இது நான் எதோட முடித்தோம் பர்ஸ்பெக்டிவ் இல்லையா ஹவு வி சி திங்ஸ் ஆமாம் கடைசியாவது பார்த்தா பவர் இந்த பர்ஸ்பெக்டிவ் பெர்ஸ்பெக்டிவோட முடித்தோம் பர்ஸ்பெக்டிவ் எவ்வளோ முக்கியமானது ஒரு காரியத்தை எல்லோரையும் நான் பார்க்கிறதும் அதை எப்படி புரிந்து கொள்ளுகிறேன் என்பதும் எவ்வளோ முக்கியமானது என்றது ரொம்ப முக்கியம் ஒரே காரியத்தை நிறைய பேர் பார்க்குறாங்க ஆனால் ஒவ்வொரு கருத்துக்கள் பாருங்களேன் இப்பயும் அப்படி இருக்கும் ஒரு காரியத்தை வச்சுட்டு நீங்கள் நீங்கள் நாலு பேர்கிட்ட கருத்து கேளுங்க நாலு விதமாக இருக்கும் கருத்து ஒரே காரியத்தை வித்தியாசமாய் அணுகுமுறை அணுகுமுறை வித்தியாசமாக இருக்கிறது அதை புரிந்து கொள்ளுதல் வித்தியாசமாக இருக்கிறது அதை பார்க்கறது வித்தியாசமாக இருக்கிறது எப்படி அவங்க அணுகிறாங்களோ அப்படிப்பட்ட இந்த இன்டர்வியூலெல்லாம் சில ரவுண்ட்ஸ்லாம் இப்படிப்பட்ட இன்டர்வியூஸ்லாம் வைக்கிறாங்க இவங்க எப்படி வந்து ப்ராப்ளம் சால்வரா இவங்க வந்து ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுவாங்களா அப்படின்றதுக்கு நிறைய சில டாஸ்க்கெல்லாம் இருக்குது அதில் வந்து உங்கள் பெர்ஸ்பெக்டிவ் தான் மேட்டர்ஸ் ஒரு காரியத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது அதை கேட்பாங்க அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அதை எப்படி பார்க்குறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இன்டர்வியூ இன்டர்வியூ பண்ணுறவங்களுக்கு அப்படி ஒரு காரியம் வச்சுருக்கிறாங்க ஐ மீன் அப்போது நம்ம வாழ்க்கையில் கூட ஆண்டவர் சொல்கிறார் பர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ் லூயா there is power in perspective ஒரே காரியத்தை தான் யோசுவாவும் காலேபும் பார்த்தாங்க போயிட்டு வந்த எல்லா கோத்திரத்தின் அளவில் ஆட்களும் பார்த்துட்டு வந்தாங்க பத்து பேர் அடுத்த ஒரு பதினோரு பேரும் பார்த்துட்டு வந்தாங்க பார்த்துட்டு வந்தாங்க ஆனால் வித்தியாசமான லூயா பர்ஸ்பெக்டிவ் இரு இருவருக்கும் வித்தியாசமான பர்ஸ்பெக்டிவ் இருந்ததை நம்ம பார்க்க முடிந்தது அதனால் கான்சிக்வன்சஸும் இருக்குது அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிட்டேன் அதனால் காரியங்களை லூயா எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அது வந்து உண்மையாக தான் இருக்குது இருந்தாலும் அதில் பார்க்குற பார்வை விசுவாசம் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன் அதை அப்படியே நான் தொடர விரும்புகிறேன் அதே அதே காரியத்தில் அதே சம்பவத்தில் அடுத்தது இந்த பெர்ஸ்பெக்டிவ் என்ன பண்ணுன்னா it will produce report how you see things அல்ல அல்லா you speak accordingly how you see things you act accordingly எப்படி நம்ம பெர்ஸ்பெக்டிவ் இருக்குதோ அப்படியே பேசுவோம் அப்படியே என் அறிக்கை வரும் அப்படியே நான் செயல்படுவேன் அப்போ அடுத்த அடுத்தது பெர்ஸ்பெக்டிவ்க்கு அடுத்தது அடுத்த நிலையை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் there is power in the report I mean உங்கள் வாய்களின் அறிக்கையில் அல்ல லூயா வல்லமை இருக்குது இருக்குதா இல்லையா ஐ மீன் பல வசனங்கள் இருக்குது அல்லையா ரொம்ப நேரமாக பேசலாம் ரொம்ப நேரம் பேசலாம் நம்ம ஐ மீன் அல்லையா நான் குறி குறுகிய நேரத்தில் முடிச்சிடறேன் ஏன்னா இந்த காரியத்தை அதிகமாக நம்ம பேசியிருக்கோம் இதுக்கு முன்பாக கூட ஆனால் இன்றைக்கும் இதை அல்லையா கத்த இந்த வல்லமையில் இதை விட்டுறக்கூடாது அறிக்கையில் வல்லமையை நம்ம விட்டுறக்கூடாது வல்லமை குறித்து எதெல்லாம் வல்லமை இருக்குது எதெல்லாம் நான் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்துட்டு வரோம் அறிக்கைகளில் உள்ள வல்லமை ரொம்ப ரொம்ப ரொம்ப பலமானதாக இருக்குது ஸோ அப்போ இந்த பர்ஸ்பெக்டிவை பார்த்துட்டு வந்தவங்க அறிக்கை சொல்கிறாங்க அவர்களுக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க நம்பர்ஸ் தேர்ட்டீனில் படிச்சிங்கன்னா அவங்க சொல்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளை போல நாங்கள் இருக்கிறோம் அந்த தேசத்தை நம்ம சுதந்திரிக்க முடியாது என்று சொல்லி தேர்ட்டீனோட லாஸ்ட் வசனம் படி படிங்க கடைசி வசனம் நம்பர்ஸ் தேர்ட்டீன் லாஸ்ட் வசனம் அங்கே ராட்சத பிறவியான ஈனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெற்றிக்கிளைகளைப் போல் இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்த வந்த தேச தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள் பிரைஸ் படிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கேட்கல ஓகே துர்ச்செய்தியை பரப்பினார்கள் அந்த வசனம் விதமாக சொல்லுகிறது அவர்கள் துர்ச்செய்தியை துர்ச்செய்தியை பரப்பினார்கள் அப்படின்னு போட்டிருக்கு ஸோ இது வந்து அவங்க அவங்க பர்ஸ்பெக்டிவ்க்கு அப்புறம் அவங்க சொன்ன ரிப்போர்ட் ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்னால என்னாச்சுன்னா அந்த பாளையத்தில் இருந்த எல்லா இஸ்ரோவேலர்களுக்கும் கலக்கம் வந்து விட்டது அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க இந்த துர்ச்செய்தியை என்ன பண்ணிட்டாங்க எடுத்துக்கொண்டார்கள் இந்த துர்ச்செய்தியை எடுத்துக்கொண்டு என்ன பண்ணாங்க அவங்க எல்லாம் கலங்க ஆரம்பிச்சிட்டாங்க கலங்க ஆரம்பிச்சுட்டு இப்போ எல்லாருமே துர்ச்செய்தி இப்போ இப்போ இப்போ இந்த இந்த பெர்ஸ்பெக்டிவ் இவங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து வந்த ரிப்போர்ட் வந்து என்ன ஆச்சுன்னா இவங்க வாயிலிருந்து வந்த ரிப்போர்ட் எல்லார் வாயிலும் வந்துருச்சு இப்போ அவ்வளோ கண்டேஜியஸ் அது அவ்வளோ தொற்று வியாதி போல் எல்லாருக்குள்ளும் இந்த நெகட்டிவிட்டி பரவிடுச்சு எல்லாரும் இப்போ என்ன பண்ணுறாங்க அறிக்கைடுறாங்க அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் நம்பர்ஸ் ஃபோர்டீன் டூ என்னாகமும் பதினாலு ரெண்டு ஒரு படிக்கும்படியாக கேட்குறேன் இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் கேக்குதுங்களா ப்ரைஸ் லால் ஹலோ லூயா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வனாந்திரத்திலேயே செத்தால் நலம் ஆமீன் வனாந்திரத்திலேயே செத்தால் நலம் எகிப்து தேசத்தில் செத்தாலும் நலம் வனாந்திரத்தில் செத்தாலும் நலம் என்ன வாயிலேருந்து சில பேருக்கு வேர்டுலாம் வந்து சில சில பேர்லாம் டென்ஷனாக இருந்தால் கோவப்பட்டா அவன் சொல்கிற வேர்ட்லலாம் வேர்ட்லேயே ஒரு ஒரு சாவு இருக்கும் பாருங்களேன் வேர்ட்லேயே வந்து ஒரு செத்த கிரியை இருக்கும் அது ரொம்ப வல்லமை உள்ளது என்பதை அவங்க அறியாமல் நிறைய காரியத்தில் நம்ம கோவத்துலேயோ நம்ம டென்ஷன்லையோ நம்ம எமோஷன்லையோ நிறைய காரியம் பேசிடுறோம் இவங்களுக்கு வந்து ஒரு துர்ச்செய்தி வருது இப்போ அவங்க மட்டும் துர்ச்செய்தி பேசலை எல்லாரும் சொல்கிறாங்க இந்த வனாந்திரத்திலேயே நாங்கள் செத்தால் நலம் ஆமீன் எவ்வளோ எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரிப்போர்ட்டு பாருங்கள் அவங்க வாயிலேருந்து வருது ஒரு நெகட்டிவ் பவர்ஃபுல் இது ஐ மீன் பவர்ஃபுல்னா நெகட்டிவான ஒரு பவர்ஃபுல் நாங்கள் இந்த வனாந்திரத்திலேயே செத்தால் நலம் என்று சொல்கிறாங்க இவங்களுக்கு தெரியாது இவங்க சொல்கிற வார்த்தை யார் சில சில பேர் இன்னொருத்தரை கோவப்படுத்தணும் இன்னொருத்தரை திட்டணும் அப்படின்னு சொல்லிடுவோம் அது அவங்கள ஒன்றும் பண்ணாது அந்த நேரத்தில் அவங்க வேணால் மனசு கஷ்டப்படலாம் ஆனால் அது உங்கள் வாழ்க்கையில் அழலுயா அது உங்களை அழலுயா நிச்சயமாக இந்த கிரியையாய் கொள்ளுவது உங்களை தான் யார் வாயிலேருந்து வந்துச்சோ அது அவங்கள தான் கொள்ளும் ஆமீன் கேட்டவங்களுக்கு அந்த அதோடு போயிடும் அந்த நேரத்தோடு போயிடும் அதனால் நீங்கள் மற்றவங்களுக்காக என்ன அப்படி புலம்புறீங்களோ திட்டுறீங்களோ பண்ணுறீங்கன்னா அது அவங்கள ஒன்றும் பண்ணாதுங்க உங்களை தான் பண்ணும் ஐ மீன் ஏன்னா there is power in our report I mean நாம் சொல்லுகிற அறிக்கையில் நாம் சொல்லுகிற கன்ஃபஷனில் வல்லமை இருக்குது அதில் ஜீவன் இருக்குது அதில் லூயா ஆண்டவர் இவங்களை அழகாக கொண்டு வராரு அற்புதங்களை காண்பித்து கொண்டு வராரு அதிர்ஷ்டங்களை காண்பித்து கொண்டு வருகிறார் கொண்டு வந்த பிறகு அல்ல இவங்க போயிட்டு வந்து சொல்கிற காரியம் நாங்கள் எப்லேயே செத்தா நல்லா இருக்கும் வனாந்திரத்துலேயே செத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க உடனே பாருங்களேன் ஆண்டவருக்கு பயங்கர கோபம் வந்தது யாருக்கானாலும் கோபம் வரும் ஐ மீன் ஆண்டவருக்கே கோபம் வந்தது நீடிய பொறுமை உள்ளவருக்கே கோபம் வந்துடுது அவர் சொல்கிறாரு இந்த மா அப்போ வந்து மோச இஸ் ப்ளீடிங் காட் ஒரு மனுஷங்கிட்ட பேசுறது போல் ஆண்டவருக்கு ஐயோ நீங்கள் இப்படி பண்ணிட்டா மற்றவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு மோச என்ன பண்ணுறாரு ஆண்டவர்கிட்ட கெஞ்சுறாரு கெஞ்சுறாரு அவர் மன்னிக்கிறாரு ஆனாலும் நியாயத்தை செய்யாமல் இருக்க மாட்டார் பாருங்க ஆண்டவருடைய நியாயத்தை யாராலுமே தடுக்க முடியாது அவர் அவர் மன்னிப்புக்கு வேற ஒரு சொல்யூஷனை கொடுத்துட்டு இவங்க சொன்ன அறிக்கை நிறைவேறணும் அதுதான் இவங்க வாயிலேருந்து வாயிலேருந்து வெளியே வந்துருச்சு இல்லையா ஒரே ஒரு காரியம் தான் அதை மாற்றுங்க ரிப்பன்டன்ஸ் தான் மாற்றும் ரிப்பன்டன்ஸ் மாற்றும் உண்மையாக மனம் திரும்பி உண்மையாக மனம் வருந்தி ஐயோ ஆண்டவரை தப்பு இதை அப்போ காட் கேன் ரிவர்ஸ் அது மனசு மாறாமல் சொன்ன அறிக்கை மாறாது நீங்கள் ரொம்ப கவனமாக பார்க்கணும் நான் சும்மா தானே சொன்னேன் கோவத்தில் தானே பேசிட்டேன் கோபத்தில் தானே பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல சொல்ல முடியாது நீங்கள் ஏன்னா அவ்வளோ உங்கள் வாயிலேருந்து வர each and every word has power your report has power especially நீங்கள் உங்கள் பிள்ளைகளை திட்டினாலோ கவனமாக இருங்க உங்கள் வாயின் வார்த்தைகள் கவனமாக இருங்க உங்கள் எதிர்காலத்தை குறித்து தயவு செய்து நெகட்டிவாக பேசாதிருங்க இப்படி இருந்தால் சில பேர் சும்மாவே சொல்லுவாங்க ஆ விளங்கிடும் அப்படின்வாங்க இதுலலாம் வல்லமை இருக்குது ஆமாம் இதுலலாம் வல்லமை இருக்குது பாருங்கள் அலையிலூயா இதெல்லாம் வல்லமை இருக்குது இதெல்லாம் எங்கே நடக்க போகுது வல்லம் இருக்குது மீன் அல்ல லூயா அப்படி அப்போனா நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்போ அப்போ நாவை அடக்குவது யாரால் கூடுன்னு அதான் சொல்கிறாரு யாக்கோப்பு இப்போ நாவு அடக்க அறிக்கைகளை சரியாக பயன்படுத்த விரும்பணும் இந்த இஸ்ரோவேல் ஜனங்க நாங்கள் வனாந்திரத்தில் செத்தால் நலன்றாரு மோசை வந்து இவங்களுக்காக மன்னிப்பு கேட்குறாரு ஆண்டவரும் மன்னிக்கிறேன்னு சொன்னாலும் இந்த வேர்டை ரிட்டர்ன் பண்ண ரிட்டர்ன் வாங்கிக்க மாட்டேன்றாரு அவங்க சொன்ன வேர்டு வேர்டு தான் அன்லெஸ் தே ரிப்பென்ட் அவங்க ரிப்பண்ட் ஆயிருந்தா ஒரு வேலை மோசை ரிப்பண்ட் ஆகி கேட்குறாரு அவங்க ரிப்பண்ட் ஆயிருந்தா ஒரு வேலை அதை மாற்றிருக்கலாம் ஆண்டவர் அவங்க ரிப்பண்ட் ஆகாத பட்சத்தில் அந்த வார்த்தையின் வல்லமை அப்படியே இருந்துச்சுங்க ஆண்டவர் மன்னித்த பிறகும் அப்படியே இருந்துச்சுன்னா பாருங்க அப்போ எவ்வளோ வல்லமை பாருங்கள் இது எவ்வளோ நம்ம தியானிக்க வேண்டிய விஷயம் பைபிளில் அவங்க ஆண்டவர் மன்னிக்கிறேன்னு சொன்ன பிறகும் அந்த வேர்டு டேக் இட் பேக் ஆண்டவர் அதை நல்லிஃபை பண்ணலை அவங்க சொன்ன வார்த்தையை அப்படியே ஆக்கினார் எடுத்து அவங்க படிக்கலாம் நம்பர்ஸ் ஃபோர்டீன் டுவெண்ட்டி நைன் இந்த வனாந்தரத்தில் ஓகே நான் ஒரு தடவை படிக்கிறேன் அந்த அந்த வசனத்தை இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதங்கள் விழும் அவங்க என்ன சொன்னாங்க இந்த வனாந்திரத்தில் நாங்கள் செத்தால் நலம்னார் இப்போ ஆண்டவர் சொல்கிறார் ரிட்டர்ன் சொல்கிறாரு இந்த வனாந்திரத்தில் உங்கள் பிரேதம் எவ்வளோ பாருங்க ஐ மீன் இம்மிடியட்டாக அறிக்கைக்கு அவ்வளோ வல்லமை வாயின் அறிக்கைக்கு அவ்வளோ வல்லமை பாருங்க அப்போ நம்ம இது கொஞ்சம் ஆண்டவர் இன்னைக்கு பேசுறத கொஞ்சம் எல்லாம் சீரியஸாக எடுத்துக்கொள்ளும்படியா நான் கேட்குறேன் whatever we say it has power our report has power அவங்க சொன்னாங்க அவங்கள ஆண்டவர் தாங்க கொண்டு வந்தார் அழகாக எகிப்தில் இருந்தவங்களை அதிசயங்களை அற்புதங்களை காண்பித்து கூடவே அக்னி ஸ்தம்பமாக மேகஸ்தம்பமாக இதை போல் யார் கூடவே இருந்து கொண்டு வந்தா இந்த ஜனங்கள் சொன்ன வார்த்தை பாருங்கள் அவங்க காணானில் போய் அழகாக அவங்க அனுபவித்திருக்க வேண்டிய ஒரு தருணம் வந்தாச்சு கானான் கிட்ட வந்தாச்சு நெக்ஸ்ட் ஃபியூ டேஸில் they can step in to Canaan next few டேஸில் போயிடலாம் கானானுக்கு அசனா அழகாக போட்டிருக்கு காதேஸ் பர்ணையாவிலிருந்து பதினோரு நாள் பிரயாணமும் ஜஸ்ட் லெவன் டேஸ் ட்ராவலாம் ஐ மீன் இப்போ பாருங்கள் கொஞ்ச நாளில் காணானில் காலடி எடுத்து வச்சிடலாம் அவங்க இப்போ வந்துடுச்சு அறிக்கை சில டைம் பார்த்தீங்கன்னா காரியம் கைக்கூடி வரும்போது எல்லாத்தையும் உடச்சிருவோம் நம்ம அறிக்கையினால் வாய் வாயை திறந்து ஒரு காரியம் சொல்கிறதுனால சில ஏதாவது ஏதாச்சும் நம்ம செஞ்சு உடச்சிட்டா கூட சரி பண்ணிடலாம் வாயிலிருந்து வெளியே வார்த்தை வந்துச்சுன்னா அது திரும்ப அள்ள முடியாது இந்த இந்த சம்பவம் தான் அதுக்கு சரியான சரியான ஒரு உதாரணம் சரியான ஒரு உதாரணம் அவங்க சொன்னாங்க வனாந்திரத்தில் செத்தால் நலன்றாங்க இப்போ ஆண்டவர் சொன்னார் வனாந்திரத்தில் அவர்கள் பிரேதங்கள் விழும் வனாந்திரத்தில் அவர்கள் பிரேதங்கள் விழும் ஆமே நாளே லூயா எவ்வளோ வல்லமையான ஒரு லலுயா ஒரு ஒரு ஒரு வா வார்த்தைகள் இருக்கு பாருங்க இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும் நம்ம ஆண்டுடைய பிள்ளைங்க தீயவைகளை அலலுயா நெகட்டிவான ரிப்போர்ட்ஸை பேசக்கூடாது நம் மீது பேசக்கூடாது கணவர் மீது பேசக்கூடாது மனைவி மீது பேசக்கூடாது பிள்ளைகள் மீது பேசக்கூடாது எதிர்காலத்தின் மீது பேசக்கூடாது ஆமே நல்லலூயா நீங்கள் மற்றவங்க அப்போ நீங்கள் நினச்சிக்கலாம் இப்போ பக்கத்து வீட்டுக்காரன் அக்கத்து வீட்டுக்காரங்க மேலே பேசினா நல்லது அவங்களுக்கு நடந்துடும் இல்லை இல்லை நீ speak negative other than your family hallelujah it will be அலலு இட் வில் ஹர்ட் யூ வெளியில் இருக்கிறவங்கள பண்ணால் அலலுயா ஏன்னா சாபம் வந்து அப்படி காரணம் இல்லாமல் இட்ட சாபம் தங்காது அப்படின்னு போட்டிருக்கு it will come to you I mean அப்போது words are very very very powerful our reports are very very very powerful very very very powerful வசனம் சொல்லுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அதுக்கப்புறம் நம்பர்ஸ் ஃபோர்டீன் நானே படிக்கிறேன் நம்பர்ஸ் ஃபோர்டீன் தேர்ட்டி செவனில் சபையார் எல்லோரும் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுக்கும்படி அந்த துர்ச்செய்தியை சொல்லவர்களாகி அந்த மனிதர் கத்தருடைய சந்நிதியில் வாதையினால் செத்தார்கள் இம்மிடியட்டா யாரெல்லாம் பேட் ரிப்போர்ட் கொடுத்தாங்களோ every one died numbers fourteen thirty eight முப்பத்தெட்டாம் வசனம் விதமாய் சொல்லுகிறது தேசத்தை சுற்றி பார்க்க போன அந்த மனிதரில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புனேயின் குமாரனாகிய காலே மாத்திரம் உயிரோடு இருந்தார்கள் அப்போ குட் ரிப்போர்ட் சொன்ன ரெண்டு பேர் உயிரோடு இருக்கிறாங்க அதையும் பார்க்கணுங்க அப்போ நல்ல அறிக்கை செய்தவர்கள் ஜீவனோடு இருக்கிறாங்க அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க அவங்க ஜீவனோடு இருக்கிறாங்க ஆனால் பேட் ரிப்போர்ட் சொன்னவர்கள் சொன்னவங்க மொத்தமாக இந்த ஜனங்கள் எல்லாருமே செத்து போயிட்டாங்க எவ்வளோ ஒரு பயங்கரம் இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப இவ்வளோ ஒரு பயங்கரமான ஆண்டவர் இவ்வளோ நியாயம் செய்கிற ஆண்டவர் இவ்வளோ வார்த்தைக்கு என்ன நம்ம ரிப்போர்ட்டுக்கு இவ்வளோ பவர் இருக்கா ஆமேன் இருக்குது ஆமேன் இருக்குது லூயா ஆனால் நம்ம ரொம்ப கவனமாக இன்றையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுத்துக்கோம் ஆண்டவரே என் வாயிலேருந்து ஆண்டவர் தான் உதவி செய்யணும் இப்போ எமோஷனலோ கோபமோ ஆண்டவரே என்ன இந்த மாதிரி வார்த்தைகள் ஏன்னா அதில் அவ்வளோ வல்லமை இருக்குது இதை வந்து இன்றைக்கி சில பேர் சீரியஸாக எடுத்துப்பீங்க நாளைக்கு சீரியஸாக எடுத்துப்பீங்க அடுத்த வாரம் மறந்துடும் அப்படி இல்லாமல் இது எப்போவுமே சீரியஸாக வைக்க ஆண்டவர் தான் நமக்கு எப்போவுமே ஒரு காரியத்தை கேட்டோன்னே இன்றைக்கி அது மைண்டில் இருக்கும் நம்ம ஓகே நம்ம அப்படின்றோம் நாளைக்கும் இருக்கும் ஆனால் அது ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் செல்ல அது மங்கிடும் இந்த காரியத்தினுடைய ஃப்ரெஷ்னஸ் போயிடும் ஆனால் நான் இன்றைக்கி சொல்கிறேன் இதை அப்படியே நீங்கள் லாக் பண்ணணும் இதை ஃப்ரெஷ்ஷாக கேட்டால் எப்படி இந்த ரிப்போர்ட்டில் நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்களோ அது ஒரு வருஷம் ஆனாலும் அது அப்படியே அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அது ஆண்டவர் அவிதமாய் அந்த கிருபையை நமக்கு தரணும் ஏன்னா reports are very important report matters hallelujah என் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் அறிக்கைகள் முக்கியமானது நம்ம அதே போல் நல்லவைகளை நாம் பேசும்பொழுது அதையும் கத்தர் என்ன பண்ணுறாரு கனப்படுத்துகிறார் நடக்கும்னு சொன்னாங்க காலேபும் யோசுவா மாத்திரம் சொன்னாங்க இந்த தேசத்தை நாம் சுதந்திரிப்போம் கத்தர் இதை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க அவங்கள ஜீவனோடு வச்சு அந்த தேசத்தில் வந்த ஒருத்தர் கூட போலங்க எகிப்துலேருந்து வந்த ஒருத்தர் கூட நுழையலை அவங்க பிள்ளைங்க சந்ததிகள் போனாங்க ஆனால் மற்ற யாருமே நுழையல இவங்க ரெண்டே பேர் எகிப்துலேருந்து வந்ததில் யாருங்க நுழைஞ்சானா ரெண்டே பேர் Caleb and Joshua I mean how powerful the reports அவன் சொன்னான் கத்தர் கொடுப்பார்னு சொன்னான் அந்த தேசம் நல்ல தேசம் பாலும் தேனும் ஓடுற தேசம் கத்தர் அதை எங்களுக்கு ஒப்பு கொடுப்பார் அப்படி நாங்கள் சுதந்திரிப்போம் அப்படின்னு சொன்னவங்க சுதந்திரித்து கொண்டார்கள் சொல்லாதவங்க சுதந்திரிக்காதது மாத்திரமல்ல மறித்து போனார்கள் ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் வனாந்திரத்திலே செத்தா நலோன்னாங்க ஆண்டர் அப்படியே பண்ணிட்டார் எல்லாரையும் வனாந்திரத்திலே சாகடித்து விட்டார் அந்த அளவுக்கு power in our reports power in our reports power in our reports இன்றைக்கு அது மாத்திரம் இல்லை அவங்க அவங்க வந்து பாருங்களேன் இதனால் இன்னொரு ஒரு பிரச்சனை வந்துச்சு நம்மளுடைய காரியங்கள் தாமதமாகும் நம்ம நம்ம ஏதாச்சும் ஒரு காரியத்தை நெகட்டிவ் ரிப்போர்ட்ஸை அவிசுவாசமான ஃபெய்த் இல்லாத ரிப்போர்ட்ஸை நம்ம பேச பேச சீக்கிரமாக நடக்க வேண்டிய காரியம் நான் தான் சொன்னேன் ஃபியூ டேஸில் they can step in to Canaan அவங்க எதுக்காக வந்து வனாந்த எகிப்துலேருந்து வந்தாங்களோ அதை வந்து இன்னும் ஃபியூ டேஸில் அவங்க வந்து சுதந்திரிக்கலாம் அந்த அளவுக்கு கிட்ட வந்துட்டாங்க கிட்ட வந்துட்டாங்க கிட்ட வந்துட்ட பிறகு இவங்க பண்ண இந்த ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் இந்த பண்ண இந்த நெகட்டிவ் ரிப்போர்ட்னால என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க சந்ததிகள் மேலும் அது விழுந்து விட்டது அவங்க ஜெனரேஷனுக்கும் அது என்ன பண்ணிட்டாங்க அவங்க விட்டுட்டு போயிட்டாங்க என்ன ஆச்சுன்னு பாருங்கள் நம்பர்ஸ் ஃபோர்டீன் தேர்ட்டி ஃபோர் நானே படிக்கிறேன் நீங்கள் தேசத்தை சுற்றி பார்த்த நாற்பது நாள் லக்கத்தின்படி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக நீங்கள் நாற்பது வருஷம் உங்கள் அக்கிரமங்களை சுமந்து என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் அவர் கவனண்ட்டை மாற்ற மாட்டார் ஆனால் ரிப்போர்ட்டு கவனண்ட்டையே மாத்துறாரு அவர் சொல்றாரு என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணர்வீர்கள் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த இது தெரியும் நமக்கு எல்லாருக்கும் ஃபார்ட்டி இயர்ஸ் போனாங்கன்னு எப்படி போனாங்க ஃபார்ட்டி இயர்ஸ் இங்கே தான் ஆண்டவர் சொல்கிறாரு ஃபார்ட்டி டேஸ் சுற்றி சுற்றி பார்த்தாங்களாம் அந்த தேசத்தை நாற்பது நாள் வே சுற்றி பார்த்தாங்க சுற்றி பார்த்துட்டு போயிடணும் அந்த தேசத்துக்கு அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஸ்டெப் அந்த தேசத்துக்கு போயிடணும் அவ்வளோதான் இப்போது ஆண்டவர் சொல்கிறார் இவங்க இப்படி சொன்னதுனால ஃபார்ட்டி ஒன் டேக்கு ஒன் இயர் போட்டுறேன் நான் one day is equal to one year so forty days is equal to forty years நாற்பது நாள் நாற்பது வருஷமாக மாறிடுச்சு ரொம்ப எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கங்க இப்போ வாயிலேருந்து வர அறிக்கைகளில் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ப்ரொடியூசர்ஸ் ரிப்போர்ட் இந்த report it is very powerful it is very powerful ஆமே நல்லலூயா பாருங்க இப்போ நான் ஒரு வருஷம் ஒரு நாள் ஒரு வருஷமாக மாறிடுச்சு நாற்பது நாள் நாற்பது வருஷமாக மாறிடுச்சு ஹவு பவர்ஃபுல் இட் இஸ் அது மாத்திரம் இல்லை அந்த வசனத்தின் முடிவில் பார்த்தது எனக்கு கொஞ்சம் உடன்படிக்கைன்னா ரொம்ப கவரண்ட் இஸ் ஆல்வேஸ் பவர்ஃபுல்லுங்க ஆண்டவர் அதை மாற்ற மாட்டார் அப்படின்னு தான் தெரியும் ஆனால் இவங்க வாயிலேருந்து அந்த அறிக்கை அவர் கவர்னட்டியாக மாற்ற சொல்கிறாரு என் உடன்படிக்கைக்கு வந்த மாறுதலை உணருவீர்கள் is changing is covenant because of the அது லூயா நெகட்டிவ் ரிப்போர்ட் ஆண்டவர் தன்னுடைய கவர்னண்ட்டே மாத்துறாரு அந்த அளவுக்கு வல்லமை உள்ளதா அவரை நம்ம துதிக்கும் போதே உடன்படிக்கையை மாறாத தேவன் அப்படின்னு தான் துதிப்போம் ஆனா இந்த இடத்துல இந்த இடத்துல உடன்படிக்கையின் மாற்றத்தை நீங்களே பார்ப்பீங்கயா ஏன்னா நீங்கள் உங்கள் ரிப்போர்ட் எப்படி உங்கள் உங்கள் வேர்ட்ஸ் அப்படி இருந்துச்சு அல்லையா வாயின் வார்த்தைகள் அப்படி இருந்தது அதனால் என் உடன்படிக்கையில் உள்ள மாற்றத்தை பார்ப்பீங்கன்னு சொல்லிட்டு forty days become forty years நாற்பது நாளில் வந்து சேர்ந்திருக்க வேண்டிய காரியம் நாற்பது வருடங்களாய் கத்தன் மாற்றி விட்டேன் இன்னைக்கு கூட ஒரு தீர்மானம் எடுக்கலாமா நான் சரியாக பேசணும் நிறையா இருக்குது நாவை குறித்து பேசினா பேசிகிட்டே போகலாம் உங்களுக்கு அந்த வசனம் எல்லாம் தெரியும் நம்மளுடைய அதனுடைய ஜீவனும் மரணம் மரணமும் நாவின் ப்ராபப்ஸ் எயிட்டீன் டுவெண்ட்டி ஃபோர் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதனுடைய ஃப்ரூட்டை நீங்கள் புசிப்பீங்க அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃப்ரூட்டை நான் என்ன பண்ணுவேன் அப்படி புசிப்பேன் புசிப்பேன் அது மாத்திரமல்ல இன்னொரு வசனம் இருக்குது மே மேத்யூ டுவெல் டுவெல் தேர்ட்டி செவனில் எப்படி போட்டிருக்கு உங்கள் வார்த்தைகளினாலே நீங்கள் நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே நீ குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் நீ நீதிமான் என்று சொல்வதும் குற்றவாளி என்று சொல்வதும் வேர்ட்ல இருந்து தான் உன் ரிப்போர்ட்ல இருந்து தான் அப்படின்னு ஆண்டவர் அல்ல லூயா ப்ராவப் தேர்ட்டீன் த்ரீ நீதிமொழிகள் பதிமூணு மூன்று விதமாய் சொல்கிறது தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் தன் உட உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான் ஆமீன் நிறையா வசனங்கள் இருக்கு நான் கொஞ்சம் தான் உங்களுக்கு காண்பித்தேன் பல வசனங்கள் உண்டு ஆண்டவர் சொல்கிறார் இன்றைக்கும் கூட your reports your words has power அந்த வார்த்தை நீ நீங்கள் நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் ஆமீன் ஏன்னா பாருங்கள் இஸ்ரேல் ஜனங்க சொன்னாங்க மனாந்திரத்தில் செத்தா நலம்னாங்க ஆண்டவர் எல்லாத்தையும் மனாந்திரத்திலே அடங்கம் பண்ணிட்டார் அப்போ இவங்க சொன்னாங்க நாங்கள் தேசத்தை சுதந்திரிப்போம்னாங்க தேசம் சுதந்திரிச்சிட்டாங்க மனம் போல் வாழ்க்கைன்னுவாங்க நான் இன்றைக்கு நம்ம பார்த்ததில் வார்த்தையின் போல் வாழ்க்கை ஆமீன் வார்த்தையின் போல் வாழ்க்கை அல்ல லூயா அறிக்கையின் போல் வாழ்க்கை நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே அலலுயா நம்ம என்ன சொல்கிறோமோ அது அப்படியே இன்னையிலேருந்து நீங்கள் நல்ல அறிக்கைகளை பேசணும் விசுவாச அறிக்கைகளை பேசணும் faith confessions are very powerful சில டைம் கூட பலவீனமாக இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் பல ஆண்டவரை என்னை பலப்படுத்துனதுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னா சொல்லும் பொழுது பலவீனம் இருக்கும் நான் பொய் சொல்லலை இட்ஸ் அ ஃபெய்த் ரிப்போர்ட் ஒரு ஃபெய்த் அறிக்கை தான் ஆண்டவரை என்னை பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் என் பலவீனம் நீங்கி போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அதுக்கு பாருங்கள் பல்லாமல் இருக்குது அப்படியே போயிடும் ஆமீன் அது அப்படியே போயிடும் ஆமீன் அண்ணாள் வந்து ஆலயத்தை விட்டு போகும்பொழுது அவள் வந்து துக்கமுகமாக இருக்கலன்னு போட்டாங்க சாலம் சா சாமவேலை பார்க்காத போதே ஒரு விசுவாசத்தில் பாருங்களேன் ஷி ஆக்டட் அல்ல ஜாய்ஃபுல்லாக இருந்தாங்க குழந்தை பிறந்தா இருக்கிற ஜாய் முன்னாடியே வந்துருச்சு குழந்தையும் பிறந்துருச்சு ஆமீன் பவர்ஃபுல் அல்ல பவர்ஃபுல் விசுவாச அறிக்கைகள் அல்ல ரொம்ப முக்கியம் faith reports faith confession is very important இன்றைக்கி கூட ஜபத்தில் ஃபெய்த் கன்ஃபஷன் இருக்கட்டும் ஜபிக்கும் பொழுது ஆணுடைய சமூகத்தில் ஃபெய்த் கன்ஃபஷனை ஃபெய்த் ரிப்போர்ட்ஸை சொல்லுங்கள் அது ஏன்னா அது பவர்ஃபுல் இன்றைக்கி நம்ம பார்த்தோம் இதை காட்டிலும் ஒரு ஒரு சிறந்த உதாரணத்தை காண்பித்து கொடுக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது ரிப்போர்ட்ஸ் ஐ மீன் உங்களை குறித்த ரிப்போர்ட்ஸ் நீங்கள் சொல்கிறது தான் அல்லூயா நல்ல ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் விசுவாசத்தின் ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் உங்கள் குடும்பத்தை குறித்து பேசுகிறீங்களா உங்கள் பிள்ளைகளை குறித்து பேசுகிறீங்களா நல்ல ரிப்போர்ட்டாக இருக்கட்டும் உங்கள் சர்க்கிளை தாண்டிட்டா அது மற்றவங்களுக்கு கிரியை செய்யாது உங்க அது அது காரணம் இல்லாமல் செய்தால் அது திரும்பும் ஆமே அதனால் வெளியே வெளியே அப்படிப்பட்ட காரியத்தை பேசாதிருப்போமாங்க முடிந்தால் நலமானதையே பேசுவோம்னு சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நல்லதை பேசுங்கப்பா பக்தி விருத்திக்கு உண்டானால் அதையே பேசுவோம் என்று பவுல் சபைக்கு எழுதுகிறத பார்க்குறோம் இன்றைக்கும் கூட ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்குற ஒரு காரியம் your report has power hallelujah make sure hallelujah you speak hallelujah faith reports விசுவாச அறிக்கைகளையே பேசுங்க விசுவாச அறிக்கைகளையே பேசுங்க காலேபு போல யோசுவா போல சொல்ல சொல்ல சுதந்திரித்து கொண்டார்கள் சொல்ல சொல்ல ஜீவனோடு இருந்தாங்க ரெண்டே பேர ஜீவனோடு வச்சார் பாருங்க இன்னைக்கு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது நம்ம ரிப்போர்ட்ஸ் மீன் சில பேர் வந்து அப்படி நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்கிற ஆளுங்களே இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் தூரம் வந்துடுங்க ஃப்ரெண்டாக இருந்தால் கூட பரவாயில்ல ஏன்னா இட் இஸ் கண்டேஜியஸ் இவங்க துச்செய்தியை பரப்புனாங்க அது எல்லா பாளையத்தில் இருக்க எல்லாருக்கும் பரவிடுச்சு என்ன ஆச்சு ஆனால் ஆகாமல் இருந்தால் பரவாயில்ல எதுவும் ஆகலைங்க அப்படின்னா பரவாயில்ல எல்லாருமே செத்து போயிட்டாங்க அதை விட என்னங்க ஆகணும் அதை விட ஒரு பெரிய தீங்கு அதை விட ஒரு பெரிய பாதிப்பு என்ன இருக்குது சொன்னவங்க பதினோரு பேராக இருக்கலாம் ஆனால் அதை பற்றி கொண்டது பாருங்க அவங்க சொன்ன நெகட்டிவ் எல்லாருக்கும் பற்றி கொண்டது பார்த்தீங்களா அதனால் எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க அப்போ அப்படிப்பட்ட ஆட்கள் சில பேர் மாற மாட்டாங்க இன்றைக்கி நீங்கள் ஆண்டவர் பேசுகிறாரு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுத்துருவீங்க இனிமேல் நான் நல்ல அறிக்கைகளை பேசுவேன் உங்களை சுற்றி இருக்கிறவங்க நெகட்டிவாக பேசிட்டு பயமுள்ள காரியங்களை பேசிட்டு அப்படி இருந்தாங்க அப்படின்னா முடிந்த அளவிற்கு விலகி நிற்பது நல்லது ஏன்னா அது உங்களை பற்றிக்கும் அது பரவும் அலலுயா அது கண்டேஜியஸாக இருக்கும் அப்படிப்பட்ட காரியங்களை அப்படிப்பட்ட நபர்களை தவிர்த்து அலலுயா கொஞ்சம் தூரம் வைத்து இல்லைன்னா அப்படி நண்பர்களாக இருந்தாலும் அப்பா அதை பேசாதப்பான்னு அட்லீஸ்ட் அந்த இடத்த நீங்கள் அவாய்ட் பண்ணுவது நல்லது ஏன்னா அதில் பவர் இருக்குது அலலுயா ரொம்ப பவர் இருக்குது ரொம்ப பலமாக இருக்குது அந்த பவர் இன்றைக்கு எல்லாம் கண்ணை மூடி நம்ம ஆணுடைய சமூகத்தில் ஜோம் பண்ணலாம் கத்தை நமக்கு கிருபை தருவாராக கத்தை நம்மை பலப்படுத்துவாராக our report has power. I mean, our report has power. Can we all close our eyes? அன்பின் பரலோக பிதாவே சர்வ வளமுள்ள தேவனே நன்றியோடு உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா இன்றைக்கும் கூடப்பா கேட்ட ஆண்டவரே இந்த ஆண்டவரே இசப்பா வார்த்தை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே பலன் கொடுக்கட்டும் ஆண்டவரே இதில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது ஆண்டவரே இதில் எவ்வளவு ஆண்டவரே இசப்பா ஆண்டவரே இசப்பா காரியம் ஆண்டவரே இருக்கிறது நாங்கள் சொல்கிற ஒவ்வொரு அறிக்கைக்கும் ஒவ்வொரு ஆண்டவரே விசுவாசத்தின் அறிக்கைகள் ஆண்டவரே நாங்கள் சொல்கிற வாயின் அறிக்கைகளுக்கு ஆண்டவரே வல்லமை இருக்குது அதில் ஜீவன் இருக்குது ஆண்டவரே கத்தர் அதை அப்படியே செய்கிறீர் என்று நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே இன்றைக்கும் கூடப்பா இன்றையிலிருந்து ஆண்டவரே சப்பா பதறி பேசுகிற காரியங்கள் கோபத்தில் பேசுகிற காரியங்கள் எமோஷ்னலாக பேசுகிற காரியத்தை ஆண்டவரே நாங்கள் செய்யாமல் ஆண்டவரே விசுவாசமாய் பேசுவோம் ஆண்டவரே விசுவாசமாய் பேசுவோம் நல்லவைகளை பேசுவோம் நல்லதிலிருந்து எடுத்து பேசுவோம் பக்தி விருத்தி உடையவைகளை பே பேசுவோம் அது எங்கள் வாழ்க்கைக்கு வல்லமை உள்ளதாய் பலன் கொடுக்கிறதாய் அதன் கனியை அப்பா நல்லவைகளை பேசி அதன் கனியை நாங்கள் புசிக்கிறவர்களாய் நாங்கள் மாறுவோம் என்று இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படியே ஆண்டவரை நீ செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் நன்றி சொல்கிறோம் உண்மை துதிக்கிறோம் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா ஆண்டவரை இன்றைக்கு வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி சொல்கிறேன் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன் இது கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி இந்த நாளை இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தினால் நாங்கள் துவங்குகிறோம் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி கொடுங்க அப்பா இந்த நாளில் நாங்கள் கைட்டு செய்யும் எல்லா காரியங்களும் ஆண்டவரே எங்கள் போக்குவரத்து ஆண்டவரே whatever this day concerns லூயா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜோம் பண்ணுறோம் இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க நன்மையான நாளாக இருக்கட்டும் சமாதானத்தின் நாளாக இருக்கட்டும் கத்தருக்குள் மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கட்டும் ஆண்டவரை ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் தெய்வீக பாதுகாப்பு எங்கள் மீது இருக்கட்டும் இந்த ராத்திரி வேலையில ஆண்டவரே இப்போ அவங்க வெளியேறப்பட்ட ரத்தத்தை கூட ஆண்டவரே வீட்டின் மீது குடும்பங்கள் மீது ஆண்டவரே பிள்ளைகள் மீது ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் பூசி ஜபிக்கிறேன் ரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்துக் கொள்ளுங்க சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம் மீட்பெரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே amen amen amen praise my God bless you all கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாக see all tomorrow eleven o'clock amen